ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரெட் பஜ்ஜி பண்ண போகிறோம் இது வந்து எண்ணெயில் பொறிக்காமல் நம்ம வந்து தவாவில் பண்ண போகிறோம் இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சோன்னா நிறைய எண்ணெய் போது நமக்கு வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது கிடையாது அதனால் நம்ம வந்து எண்ணெய் பொ எண்ணெயில் பொறிக்காமல் ஜஸ்ட்டு வந்து கீயோ பட்டரோ இல்லை எண்ணெயோ போட்டு தவாவில் பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ப்ரெட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் இதில் கால் கப் அரிசி மாவு இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் பேக்கிங் சோடா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தேவையான உப்பு இதை இந்த மசாலாலாம் வந்து நம்ம கலந்துக்க போகிறோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து மைதா போட்டுடுறேன் நம்ம வந்து ப்ரெட் பஜ்ஜிக்கு யூஸ்வலாக பேசன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ அரிசி மாவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாலாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து நம்ம நல்லா கலக்கி வச்சிடலாம் இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் லம்ப் இல்லாமல் வந்து நீங்கள் நல்லா கலக்கிடுங்க ரொம்ப ஒரு சிம்பிள் நமக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சோம் எடுக்க வேண்டாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ப்ரெட் ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் போதும் பாருங்கள் இதை வந்து நான் இது போல் சை இந்த சைஸில் வந்து நான் நடுவில் கட் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து ஈஸியாக போயிடும் ஏன்னா பெரிய ஸ்லைசஸ்னால் வந்து மாவில் வந்து நம்ம டிப் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதுனா வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு ப்ரெட்டாக வந்து நம்ம துவைச்சி தவாவில் போட்டுடலாம் நமக்கு இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப வந்து நமக்கு தேவைப்படாது நம்ம ரொம்ப வந்து எண்ணெய் யூஸ் பண்ணல நல்லா இது டேஸ்டாகவும் இருக்குங்க இதே போல் நீங்கள் கடலை மாவுலேயும் செய்யலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் வந்து நெய் போடுறேன் நீங்கள் எண்ணெய் வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை பட்டர் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நான்ஸ்டிக் தவானால் உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் வந்து தேவைப்படாது இப்போ வந்து ஒரு சைடு வந்து நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வேக வச்சு எடுத்துருங்க எல்லா சைடும் வேக வச்சு எடுத்துருங்க நல்ல வாசனையாக இருக்குது இப்போ நல்லா நல்லா மேலே மொறு மொறுன்னு இருக்குது ரொம்ப கூட நமக்கு வந்து எண்ணெய் தேவைப்படாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது அதே போல் நம்ம எல்லா பீசஸும் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு நிறையா வந்து செ கொஞ்சம் நிறையா செய்யணுன்னா கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ப்ரொபோர்ஷன் வந்து கொஞ்சம் இதே ப்ரொபோர்ஷன் தான் எனக்கு இந்த ப்ரெட்ஸ்க்கு நான் எடுத்த ப்ரெட்டுக்கு கரெக்டாக இருக்குது இதே போல் எல்லாம் செஞ்சு எடுத்துடலாம் உள்ள எட்ஜஸ் கூட வந்து நீங்கள் தேவைப்பட்டால் இது போல் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க எண்ணெயில் பொறிக்காத பிரெட் பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வந்திருக்கு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நான் பேசன் யூஸ் பண்ணாமல் மைதாவில் பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க மற்ற ரெசிபீஸும் பாருங்கள் இந்த சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.